ver இந்த காலை வேளையில கூட கத்தரை ஆராதிக்கும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம் கத்தர் நல்லவரும் பெரியவரும் போதுமானவருமாய் இருக்கிறார் இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மை புதிய கிருபையினால நிரப்பி இருக்கிறார் அதனால தான் இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கோம் உண்மை துதிக்க வந்திருக்கிறோம் எம்மை ஏகோபித்து ஆண்டவரே நாங்கள் நமஸ்கரித்து உண்மை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில நல்லவராய் இருந்தீர் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில போதுமானவராய் இருந்தீர் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தினீர் எங்களை போ போஷித்தீர் எங்களை பாதுகாத்தீர் அண்டவரை இடுக்கண்ல அண்டவரை நீர் எங்களோடு கூட இருந்ததுனால தான் இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறோம் எல்லாம் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவருக்கு துதி பலிகளை நாம் ஏறெடுக்க வந்துக்கிறோம் we have come to raise an altar of praise unto the Lord hallelujah ஆண்டவரே நீர் பெரியவர் நீர் உன்னதர் நீர் வாக்கு மாறாதவர் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லா நம்ம வாயில திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா அப்பா நன்றி சொல்லுங்க நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நீர் பெரியவர் நீர் போதுமானவர் நீர் அதிசயங்களை செய்கிறவர் நீர் பெரியவரா இருக்கிறதுனால தான் ஆண்டவரே எல்லா கிருபைகளையும் எங்கள் மேல நீங்க வச்சிருக்கிறீங்க உமக்கு நன்றி என்று சொல்லுங்க பரிசுத்தமிழல் நல்ல தகப்பனே இந்த காலை ஆண்டு ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் பெரியவர் நீர் போதுமானவர் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் நீர் அதிசயங்களை காண செய்கிறவர் அற்புதங்களை நடப்பிக்கிறவர் எங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்கிறவர் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் நீரே பரிசுத்தர் நீரே எங்கள் மீட்பர் நீரே மாறாதவர் வரே இந்த காலை ஆண்டு வரே நீர் அப்படியே எங்களுக்கு இருக்கிறீர் அப்பா எங்கள் வாழ்க்கையிலும் நீர் எபினேசராய் நல்லவராய் போதுமானவராய் ஆண்டவரை வேலராய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா ஆண்டவர் இந்த காலை வேலையில கூட அப்பா ஆண்டவரை உங்க ஆலயத்துல வந்து ஆண்டவரே மை ஆராதிக்க கத்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா ஆராதிக்கும் பொழுது தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பட்டு ஆண்டவரே தேவ மகிமையினால ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை கத்தர் நீர் நிரப்புவீராக ஆண்டவரே எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே பிள்ளைகளை நீர் கொண்டு வந்து ஆலயத்தை நிரப்புவீராக ராஜா எங்களோடு கூட நீர் பேசுங்கப்பா எங்களோடு கூட இடைப்படுங்க உடைய நல்ல வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்கப்பா உடைய தாசனை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே தேவ வார்த்தை தேவ வல்லமை ஆண்டவரே அப்பா வெளியரங்கமாய் கிரியை செய்யத்தக்கதாய் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட நீங்க பேச ஆண்டவரே எசப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே உடைய கிருவை தான் ஆண்டவரே எங்களுக்கு தகுதி அண்டவரே உடைய கிருபையினால் எங்களை தகுதிப்படுத்தி அருள சுவாமி எங்களோடு கூட இடைப்படுங்க அண்டவரே எதற்காய் பயன்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மறைத்து கொள்ளுங்க நீர் மாத்திர வெளிப்படுங்க நாங்கள் சிறுகட்டும் நீரோ அண்டவரே பெருகுவீராக ராஜா நீர் மகிமைப்படுவீராக நீர் வெளிப்படுவீராக அண்டவரே இந்த காலை வேளையில் அப்பா உமக்கே எல்லா துதி கனம் பிரஸ்தாபம் புகழ்ச்சி உண்டாகட்டும் சுவாமி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன் எல்லாரும் எழும்பி நின்று கத்தரை நாம் ஆராதிக்க போகிறோம் கத்த நல்லவர் கத்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லு தாவித் இப்படி சொல்லுகிறார் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே எப்ப சொல்றாரு தெரியுமா வறண்டதும் வறட்சியுமான வெறுமையான வனாந்திரத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் ஆண்டவரே என் ஆத்துமா ஆண்டவரே உம்மை தேடுகிறது என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது ஏசப்பா ஆண்டவரே ஆனந்த கழிப்புள்ள இருதயத்தோடு கூட உம்மை நான் ஆராதித்து மகிமைப்படுத்துவேன் சொல்லி நல்ல நிலையில் இருக்கும் போது இல்லை வறட்சியான வனாந்திரத்தின் பாதையில் இருக்கும்பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறது எனக்கு அறுசுவை உணவு போல ஆண்டவரே உம்மை ஆண்டவரை துதிப்பது எனக்கு ஆனந்தம் உம்மை ஆண்டவரை புகழ்வது எனக்கு மகிழ்ச்சி எனக்கு பலன் என்று சொல்லி நல்லா இருக்கும் போதில்ல வெறுமையில வராட்சியில வனாந்திரமா இருக்கிற இடத்துல தாவிது அப்படி சொல்லுவார் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நன்மையினால நிரப்பி இருக்கிறாரு அநேக ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு ஜீவனோடு கூட வைத்திருக்கிறாரு எத்தனை ஆசிர்வாதங்களை கத்த நம் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார் எவ்வளவு அதிகமா நம்ம சொல்லணும் ஆண்டவரே என் இருதயம் எங்கள் ஆண்டவரே உள்ளம் என் ஆத்மா உண்மை வாஞ்சிக்கிறதுப்பா உண்மை ஆராதிப்பதுதான் எனக்கு பலன் உம்மை ஆராதிப்பது எனக்கு ஆண்டவரே தைரியம் ராஜா உம்மை நான் ஆராதிக்க போகிறேன் என் முழு பலத்தோடு கூட அப்பா உம்மை ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி ஒருவரும் சும்மா நிற்க வேணாம் பாடல்கள் பாடும்பொழுது நாம ஸ்பெக்டேட்டர்ஸ் கிடையாது எல்லாம் ஏகோபித்து இன்றைய கால வேளையில முழிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் இந்த வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தார் நேற்று சாயந்தரம் நாங்க ஊழியர்கள்லாம் ஜபிக்கும் போது ரொம்ப வல்லமையா இருந்தது இன்று கால வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தையின் இருதயத்தில் வைத்தார் நான் ஆலயத்தை மகிமையாக வார்த்தையினால் நிரப்புவேன் சொன்னார் ஆண்டவரே நான் முழிக்கிறதுக்கு முன்பாகவே இந்த வார்த்தைகளை கத்தன் இருதயத்துல வைத்தார் நான் ஆலயத்தை என் மகிமையால் நிரப்புவேன் என்று சொன்னார் ஹாலலூயா அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம் ஒருவேளை நீங்க விட்டு வந்த சூழ்நிலை வேறுபட்டு இருக்கலாம் மாறுபட்டு இருக்கலாம் அது உங்களுக்கு சேலஞ்சா இருக்கலாம் ஆனா தேவ மகிமை ஆலயத்தை நிரப்புமானால் நம்ம சூழ்நிலை மாறும் என் சூழ்நிலை மாறும் தடைகள் விலகும் என் பலவீனங்கள் மாறும் என்று நம்பிக்கையோடு கூட ஏகோபித்து கத்தரை உயர்த்தி ஆராதிக்கலாம் ஹாலலூயா கரங்களை தட்டி நல்ல நல்ல நல்ல இன்னைக்கு ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார எத்தனை கிருபைகள் ஆண்டவர் நம் வாழ்க்கையில ஆண்டவரை இதற்கெல்லாம் நாங்க தகுதியே இல்லை அதை நிச்சயமா சொல்ல முடியும் அண்டவரை இத்தனை கிருபைகளுக்கு இத்தனை ஆசிர்வாதங்களுக்கு ஆண்டவரே அப்பா நான் தகுதியே இல்லை ஆண்டவரே ஆனா என்னை தகுதிப்படுத்தினது உங்க கிருபை அண்டவரை என்னை தகுதிப்படுத்தி இத்தனை ஆசிர்வாதங்களை இத்தனை நன்மைகளை என் வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கிறீங்களப்பா நான் எவ்வளவா உமை ஆராதிக்கணும் அப்பா என் முழு பலத்தோடு கூட என் முழு ஆண்டவரை எஸ்எப்பா இருக்கிற எல்லா strength with all that I am and with all that I have I am here to worship you முடியும் ஹாலலூயா ஆண்டவரை கொஞ்சமா இல்ல ஆண்டவர் நமக்கு கொஞ்சமா கொடுக்கிறாரா ஆசிர்வாதம் வரும்பொழுது நம்ம எப்படி கேட்கிறோம் ஆண்டவரே என்னை நிறைவாய் ஆசிர்வதிங்கப்பா நிரம்பி வழியத்தக்கதாய் ஆசிர்வதிங்கன்னு சொன்னீங்களே நம்முடைய ஆராதனையும் ஆண்டவருக்கு நிறைவாய் கொடுக்கணும் ஆண்டவரை கொஞ்சம் குறை இல்லை இசப்பா நிறைவாய் என் ஆசிர்வாதம் என் என் ஆராதனையை நான் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய முழு ஆராதனையை கொடுப்போம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் Thank you, Jesus. We worship you, Lord. Thank you, Father, Lord. The Lord is good, church. Amen. Amen. The Lord is good, church. Amen. Amen. We all know this song. Lord, you are good, and your mercy endureth forever, church. Let's not stand still. Let's praise the Lord in his presence with a cheerful heart. Let's sing our praises unto the Lord. You are good and your mercy endureth forever. Come on, church. Lord, you are good and your mercy endureth forever. Let's sing it again. Lord, you are good and your mercy endureth forever. Lord, you are good and your mercy endureth forever. and tongue. From generation to generation, we worship you. Hallelujah, hallelujah, we worship you for who you are. Come on, church, we worship, we worship you. Lord, you are good and your mercy endureth forever. Lord, you are good and your mercy endureth forever. Come on. Lord, you are good and your mercy endureth forever. Lord, you are good and your mercy endureth forever people from every nation and tongue, from generation to generation, we worship you. Hallelujah, hallelujah, we worship you for who you are. We worship time, all the time. You are, come on, church. You are good. Sing it to Him. All yes. All the time, you are good. Yes, Lord. You are good. All the time, all the time. You are good. You are good. Come on, church. All the time, all the time. You are good. You are good all the time all the time. You are good. You are good all the time. All the time. You are good. Lord, you are good and your mercy endureth forever. Lord, Come on, church. Lift up your voices. Let's worship the King. Lord, you are good and your mercy endureth forever. Lord, you are good and your mercy endureth forever. People from every nation and tongue, from generation to generation, we worship you. Hallelujah. for who you are. Come on, we worship. We worship you. Hallelujah, hallelujah. We worship you for who you are. We worship. We worship you. Hallelujah, hallelujah. We worship. You are good all the time, all the time. You are good, you are good all the time, all the time. You are, come on, church. You are good all the time, all the time. You are good, you are good all the time, all the time. You are good. Come on. Lord, you are good and your mercy endureth forever. Lord, you are good and your mercy endureth forever. One last time, come on. Lord, you are good and your mercy endureth forever. Lord, you are good and your mercy endureth forever. Come on, church. Let's put our hands together and give God a mighty hand of praise. Praise the Lord. Hallelujah. What a joy in the house of the Lord. Hallelujah. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க hallelujah there is joy in the house of the Lord hallelujah கத்தருடைய சன்னிதானத்தில் அலலுயா மகிழ்ச்சி உண்டு thank you so much pastor Ranjith hallelujah கத்தர் நல்லவர் எத்தனை பேர் ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் கத்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் ஆமே நல்லலூயா அப்படி நினைக்கிறவங்க தான் ஆராதிக்க முடியும் ஆமே நல்லலூயா இஃப் யூ ரியலி திங்க் அண்ட் இஃப் யூ ரியலி மீன் காட் இஸ் குட் யூ யூ கெனாட் ஸ்டாப் வர்ஷிப்பிங் த லாட் ஆமே நல்லலூயா கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார் என்பதை மனப்பூர்வமாய் ஆத்மார்த்தமாய் நீங்கள் நினைத்தால் அலலூயா உணர்ந்தால் ஆண்டவரை அலலூயா ஆராதிக்காமல் இருக்க முடியாது நமக்கு மியூசிக்கெல்லாம் இல்லாமலே ஆராதனை தானாக வந்துடும் அவருடைய அவருடைய பிரசனத்தில் நின்றாலே போதும் ஆராதனை தானாக வரும் அலலூயா வசனம் விதமாய் சொல்லுகிறது அலலூயா கத்தருக்கு அலலுயா அவருடைய மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள் கத்தருக்கே அதை செலுத்துங்கள் கத்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் ஆமை நாளலுயா எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அவருக்குரிய மகிமைய அவருக்குரிய வல்லமைய அல்லையா நாம் செலுத்த அதே வேலையில் பரிசுத்த அலங்காரத்தோடு hallelujah we are here to worship the Lord hallelujah celebrate the goodness of the Lord with splendour of his holiness hallelujah நம்ம ஆண்டவரை யாராவது வெள்ளம் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்டோத்தரிக்க ஆரம்பிப்பீங்களா அலலுயா கண்கள் மூடி இருக்கிற அப்படியே ஒரு புகை வர்ஷிப்போட அலலுயா ஃபியூம்ஸ் எழுமணும் ஐ மீன் ஆண்டவர் எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் ஆராதனையின் மத்தியில் உலாவுறார் இந்த புகையெல்லாம் ஏன் போடுறாங்கன்னு இப்போ தெரியாதானா அந்த நாட்களில் புகை என்பதே ஆராதனையின் பலிகளில் இருந்து வரும் புகை ஐ மீன் அது நடுவே கத்தன் உலாவுவாரான் அந்த அக்னியின் நடுவே கத்தர் கடந்து வருவாராம் இட்ஸ் பிப்ளிக்கல் அலலுயா இந்த காலை வேலையில் உங்கள் ஆராதனையின் புகை எழும்பணும் ஆமே அலலுயா அந்த ஃபியூம்ஸ் நடுவே ஆண்டவர் அசைவாடுவதை அந்த ஃபியூம்ஸ் நடுவே கத்தர் வாக் பண்ணுறது அலலுயா நாம் உணரத்தக்கதா இந்த காலை ஆராதனை நம் அனைவருக்கும் அலலுயா இருக்கட்டும் எல்லாம் கண்ணை மூடி அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை கத்தருக்கு செலுத்துவோமா அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை அலலுயா வசனம் சொல்லுகிறது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அலலுயா நீங்கள் எத்தனை பேர் அப்படி ஆராதிக்க போகிறீங்க ஓ க்ளோரி இருக்கிற பலத்தோடு கூட அப்பா நான் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவர் உண்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை நான் உண்மை ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கேன் என்று சொல்ல என்னோடு கூட இணைந்து அலலுயா முழு உள்ளத்தால் உண்மை துதிப்பேன் அலலுயா துணி உயர்த்தி அமீன் நலலுயா பாடாமல் வாய்க்குள்ளேயே பாடக்கூடாது துணி சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி ஐ மீன் சத்தத்தை உயர்த்தி அலலுயா கத்தருக்குரிய ஆராதனையை நம்ம அவருக்கு செலுத்தணும் ஆண்டவர் சொல்கிறாரு அவங்க உதடுகள் துதிக்கிறது ஆனால் அவங்க இருதயமோ தூரமாக இருக்குது நம்ம சர்ச்சை அப்படி இருக்கக்கூடாது அந்த காலை வேலையில் உதடுகளும் துதிக்கணும் இருதயமும் துதிக்கணும் ஆமே நல்ல அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை இந்த காலை வேலையை நாம் அனைவரும் சேர்ந்து கத்துடைய சன்னிதானத்தில் ஏறெடுப்போம் முழு உள்ளத்தால் உமை துதிப்பேன் துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன் எல்லாம் கையை சந்தோஷமா முகத்துல கொஞ்சம் சிரிப்பை பார்க்கட்டுமே சிரிச்ச முகத்தோட ஆண்டவருக்கு ஆனந்தமா தாலும்மை துதிப்பே துணி உயர்த்திவும் நன்மைகளை முழு உள்ளத்தாலும்மை துதிப்பே துணி உயர்த்திவும் நன்மைகளை வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே வானம் பூமி உன் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே எப்படிவான் முழு உள்ளத்தாலும் உயர்த்திவும் நன்மைகளை முழு உள்ளத்தாலும் மை துதிப்பே துதி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவே மகத்துவ தேவன் நீரே சர்வ வல்ல நீரே மகத்துவ தேவன் நீரே ஆதி அந்தமும் நீரே தானீரே நீரே எல்லாம் நீ மாத்திரமே ஆதி அந்தம் நீரே தானீரே நீரே எல்லாம் நீ போதுமே முழு உள்ளத்தாலும் மை சொல்லுங்க உயர்த்தி எக்காலும் மை துதிப்பேன் துதி உயர்த்தி உன்னை முழு உள்ளத்தா முழு உள்ளத்தாலும் மை துதிப்பேன் துதி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன் சொல்லுவோம் முழு உள்ளத்தாலும் மை துதிப்பேன் நம்முடனே ராஜாதி ராஜன் இயேசு இம்மானுவேல் நம் உடனே யச்சடா தேவன் நீரே என்னை காப்பவர் நீரே குறையின்றி என்னை நடத்திடுவீரே யச்சடா தேவன் நீரே என்னை குறையின்றி என்னை நடத்திடுவீரே மனவுள்ளத்தாலும் மை துதிப்பே உயர்த்தி அவருக்கே ஒரு ஆராதனை உள்ளத்தாலும் மை ஜீவனின் பலனும் அவரே ஜீவாதிபதியாமேசு ஜீவனின் பலனும் அவரே யாருக்கு அஞ்சிடுவேன் யாருக்கு பயப்படுவேன் அவரே என் துணையாளரே யாருக்கு அஞ்சிடுவேன் நான் யாருக்கு பயப்படுவேன் நான் அவரே என் துணையாளரே முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன் தொழில் உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன் முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன் நன்மைகளை சொல்லுவேன் முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன் ஒளி உயர்த்தி உம் நன்மைகளை சோதி முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே ஒளி ராஜாதி ராஜன் இயேசு இம்மானுவேல் நம்முடனே ராஜாதி ராஜன் இயேசு இம்மானுவேல் நம்முடனே தேவன் நீரே என்னை காப்பவர் நீரே உலகின் உம் நன்மைகளை சொல்லுவேன் முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன் ஒலி உயர்த்தி உம் நன்மைகளை ஒன்னொரு முறை கூட முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன் ஒலி போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் ஒருபோதும் ஒழியாதே வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை இன்னொரு பிரச்சனை வானம் ஒழிந்து போனாலும் வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் சொல்லலாமா வானம் வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது முழு உள்ளத்தாலும் மை துதிப்பே உயர்த்தி உம் நன்மைகளை சொன்ன உள்ளத்தாலும் மை துதிப்பேன் துணி உயர்த்தி உன் கடைசியா முழு உள்ளத்தாலும் மை துதிப்பேன் துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன் உள்ளத்தாலும் மை துதிப்பேன் துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன் சொல்லாமலே கத்திருக்கு அலலுயா கையை தட்டி அலலுயா அவருக்கே உரிய மகிமாய் அவருக்கே உரிய கனம் அவருக்கே உரிய புகழ்ச்சி பிரஸ்தாப் ஓ க்ளோரியாலலு அப்படி எல்லா கண்களும் மூடி கத்துடைய பிரசன்னத்தில் அவருடைய சன்னிதானத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கலாம் ஆராதிக்க ஆரம்பிக்கலாம் ஹலலூய் அர்ப்பணித்து ஒரு ஆராதனை ஹலலூய் அர்ப்பணத்தோடு ஹலலூய் ஆண்டவரே என்னை படைக்கிறேன் என்னை தூய சீவ பலியாய் படைக்கிறேன் ஆண்டவரே உமக்கே உரிய மகிமையும் வல்லமையும் நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு துதி எழும்பட்டுமே ஒரு துதி எழும்பட்டுமே துதியின் சத்தம் அலலூயா பிசாசின் தந்திரங்களை அலலூயா அவமாக்கும் இந்த காலை வேலையில் பிசாஸ் உங்கள் வாழ்க்கையில் அலலூயா வைத்திருக்கின்ற சதி திட்டங்கள் தந்திரங்கள் கன்னிங் பிளான்ஸ் ஆமீன் தந்திரங்கள் சதி திட்டங்கள் ஆமீன் எல்லாவற்றையும் உங்கள் துதியின் சத்தம் அந்த துதியின் சத்தத்திலிருந்து புறப்படும் வல்லமை அலலூயா எல்லாவற்றையும் அவமாக்கும் அலலூயா வல்லமை கொண்டது அப்படிப்பட்ட ஒரு துதி அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை இந்த காலை வேலையில் நம் கத்தருக்கு செலுத்தலாமே என் துதி பிசாசின் கோட்டைகளை தகர்க்கட்டும் என் துதி நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே துதித்து கொண்டிருக்கும் பொழுதே அலலோயா லா ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணாங்களாம் நல்ல விக்கிரகத்தின் கோவிலில் வைக்கும் பொழுது அடுத்த நாள் போய் காலைல பார்க்கும்பொழுது தானாக விக்கிரகம் உடைந்துருந்துச்சு நாமே நல்லா ஆண்டோடைய பிரசனத்திற்கு முன்பாக அலலுயா பிசாசின் கிரியைகள் நிற்க முடியாது நாமே நல்லா தேவ பிரசனத்திற்கு முன்பாக அந்த பெட்டி ஓபேத் ஏதோ வீட்டில் இருந்த ஆசீர்வாதம் விக்கிரகத்தின் மத்தியில் வச்சா அலலுயா கத்தர் அலலுயா அழிப்பா கத்தர் தகர்ப்பார் கத்தர் உடைப்பார் இந்த காலை வேலை எல்லாம் கண்களை மூடி அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை எழும்பற்று நீங்கள் துதிக்க துதிக்க பிசாசின் வல்லமைகளை கத்தர் அலலூயா முறியடிக்க கோட்டைகளை தகர்க்க ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறேன் என்ற அந்த சிவாதிபதியை சர்வ வல்லமையுள்ளவரை என்னை என்றும் கண்டு கொண்டிருக்கிற காண்பவரை நாம் ஆராதிப்போமே அலலூய் இந்த உலகத்தில் அலலூயா யார் நிறைய பேர் அவங்க வருவாங்கன்னு நினைப்போம் ஆனால் அவங்க பாதியிலே போயிடுவாங்க even the closest relationship cannot continue with is for ever நம்மோடு கூட அவங்க கடைசி வரைக்கும் பயணிக்கவே முடியாது பாருங்கள் நாமே எல்லாருக்கும் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு எக்ஸ்பைரி டேட் எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே உண்டு ஆமே ஆனால் ஒரே ஒரு உறவு தாயின் கற்பத்தில் உருவாகுகிறதற்கு முன்பவே துவங்கி அலலூயா என் கடைசி மூச்சு மட்டும் பிறகும் அலலூயா கண்டினியூ ஆகும் ஒரே உறவு இது அப்பாவோட உறவு ஆமைன்னு சொல்லுங்கள் இந்த உறவு வந்து எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு there is no expiry date hallelujah இந்த உறவு தொடரும் உறவு அலலூயா இந்த உடல்வு நீங்காத உறவு நீ எங்கே போனாலும் உங்களை பார்க்கிற ஒரு ஒரு அவர் கண்ணுக்கு மறைவாக நீங்கள் எங்கேயுமே போக முடியாது எந்த வயதானாலும் உங்களை பிள்ளையாகவே பார்க்கறது ஆமின்னு சொல்லுங்க நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் உங்களை பிள்ளையாகவே பார்க்குற ஒரு பிள்ளையாகவே அனைத்து முத்தம் செய்கிற அந்த உறவை கொண்டாடு ஆமைனாலு எனக்கு யார் உண்டு ஆண்டவரே எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் ஆண்டவரே சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் பிரச்சனை கலக்கம் யார்கிட்டையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத சில காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது மனதில் I cannot express it. Even to the dearest and nearest relationships in my life. என்னோட நெருக்கமான உறவுக்கு கூட ஸ்பௌஸுக்கு கூட சம்டைம்ஸ் பேரண்ட்ஸுக்கு கூட ஐ கெனாட் எக்ஸ்பிரஸ் திஸ் அப்படிப்பட்ட கலக்கம் அப்படிப்பட்ட சொல்ல முடியாத ஒரு பாரம் ஆண்டவர் சொல்கிறார் அலலுயா அப்படிப்பட்ட இருதயத்தை நான் அறிந்திருக்கிறேன் கலங்கின நேரங்களிலெல்லாம் நான் கூட வந்தது உண்டு நீ கலங்கின நேரங்களிலெல்லாம் என் பிரசன்ஸும் கூட உண்டு மகனு ஹலலூயா இந்த காலை வேலையிலும் நம்மோடு இருக்கிற அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கலாமா எனக்கு யார் உண்டு எனக்கு யார் உண்டு கலங்கின நேரத்தில் உங்கள் கரந்தானப்பா எங்களை நடத்துச்சு கலங்கின நேரத்தில் உங்கள் கைதானப்பா எங்களை நடத்துச்சு கலங்கின நேரத்தில் உங்கள் கரந்தானப்பா என் கூட இருந்துச்சு ஹலோ அப்படி எல்லாரும் கண்ணை மூடி thank you Jesus Praise the Lord. பார்வுண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யார் உண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே உடைத்தீ உருவாக்கி படுத்தினே புடமிட்டி புதிதாக்கினே பிரித்தீ பிரியாதிருந்தீ எனக்கு யாருண்டு கலங்கின எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவரை அப்படியே அப்பா நீங்க தான் எனக்கு யார் There is none like you, Lord. There is none like you. உம்மை போல வேற ஒருவர் இல்லை. ஆமென். அவருடைய பிரசன்ன நம்மை நிரப்பட்டும் நம்மை பலம் பள்ளத்தின் நடுவில் வனாந்தரத்தின் பாதையில் நான் நடந்து சென்ற நேரம் அலலுயா வழியின்றி திகைத்து நின்ற நேரம் அவருடைய கரமனை நடத்தின விதம் ஆச்சரியம் அவர் கிருபையை கத்தல் விளங்க பண்ணின விதம் அதிசயம் அல்லவா அந்த அதிசயத்தை கொண்டாடுவோம் தேங்க்யூ லா பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன் அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன் ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன் இயேசுவில் நடுவில் நான் நடந்தேன் அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன் ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன் இயேசுவில்லா வாழ்வை நான் உருவாக்கவே Do. மரணமே மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன் பாதாள குழியில் நான் கிடந்தேன் பாவத்தின் வாழ்வை நான் நிறுத்தேன் மரண கிடந்தே பாவத்தின் பாரத்தை சுமந்தே இயேசுவில்லா எல்லாம் கண்ணை மூடி சொல்லுங்க உருவா எத்தனை சமயம் கத்தர் உடைக்கப்பட்ட நேரத்தில் உருவாக்கி சீர்படுத்தி புடமிட்டி புதிதாக என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் நன்றி ஆண்டவரே ஆவியானவரே என்னை நடத்தியதே குமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் தேவகுமாரா தேவகுமாரா ஒரு ஜபத்தோடு தேவகுமாரா அவர் நினைச்சாலே ஆசீர்வாதம் தானே நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவிடா இங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா தேவகுமாரா தேவகுமாரா தேவகுமாரா தேவகுமாரா தேவகுமாரா தேவகுமாரா என்ன குமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ எல்லாம் கண்ண மூடி கையை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ everyone. ஆயிரம் நாவுகளும் பத்தாது ஆமே நல்லது நான் ஆராதனை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் அவர் யார் என்று உணர்ந்தார் அவர் எனக்கு எப்படி என்று நாம் உணர்ந்தான் அலலுயா ஆயிரம் அப்போ உங்களுக்கு தெரியும் you will not be satisfied hallelujah but what we are doing நாம் அலலுயா நாம் இப்பொழுது இருக்கிறத அலலுயா செய்வதில் நாம் திருப்திப்படவே முடியாது தாவிதை போல அவ்வளோ கிராண்டாக அவரை வர்ஷிப் பண்ணியிருக்க யாரும் முடியாது அவரே சொல்கிறாரு ஆயிரம் நாவுகளும் போதாது ஏன்னா ஆண்டவர் அவர் அப்படி பார்த்துட்டாரு ஆண்டவர் அப்படி பார்த்தா போதாது சில டைம் இந்த பிரசங்க சொல்லுவாங்க கை நான் போதாதுன்னு வாங்க உண்மைதான் போதாது ஆமை நல்ல இப்போ நீங்களே சொல்லுங்க போதாது இந்த ஆராதனை போதாது அவருக்குரியது இன்னும் மேன்மையானது இன்னும் பெரியது இன்னும் சிறந்ததை நான் கொடுக்கணும் நாம் என்னாலும் தேங்க்யூ ஆண்டவரே அப்படி இருந்தும் இந்த ஆராதனையிலும் நீர் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் your worthy of all the praises all the honor, all the glory but still, சிறியவர்களாக இருந்தாலும் எங்கள் ஆராதனையிலும் நீர் ஆண்டவரை இருக்கிறதற்காக உலாவுகிறதற்காக நன்றி எங்கள் ஆராதனை நிச்சயமாக அப்பா நீங்கள் அங்கீகரிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே amen amen let's be seated in presence of the Lord யாவரும் உட்கார்ந்து கொள்ளலாம் வேகமாக அறிவிப்புகளை அறிவிக்கிறேன் இயேசுவின் வல்ல நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன் அமீன் கர்த்தர் அலையலுயா நான் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அமீன் அமீன் அலையலுயா எல்லாம் வந்திருக்கணும் ஒரு அலையிலையாச்சும் சொல்லுங்கள் அலையலுயா ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் வேகமாக இன்றைக்கி நம்ம நேரங்கள் அதிகமாக பிள்ளைங்க வந்து they going to recite the words immediately after this அவங்க ரிசைட் uh, பண்ண போகிறாங்க ஸோ அதனால் வேகமாக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் நாம் நமக்கு டியூஸ்டே பைபிள் ஸ்டடி இருக்கிறது செவன் தேர்ட்டிக்கு Tuesday seven thirty we are Bible study please to come hallelujah கர்த்தர் அந்த பைபிள் ஸ்டடியில் அலலுயா நிச்சயமாகவே அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் வார்த்தையை அறிந்து விசுவாசத்தை அலலுயா இன்னும் நாம் எப்படி அலலுயா நம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும் எப்படி பக்தி விருத்தியாக இருப்பணும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு இடமா இருக்குது அநேகர் வருகிறார்கள் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் நீங்களும் வாங்க டியூஸ்டே ஈவினிங் நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது நமக்கு வந்து retreat <clears throat> I mean we are we are going we நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அந்த ரிட்ரீட்டை ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியான நாட்கள் தான் கொடுத்துருக்கீங்க but still if you can hallelujah change your mind please let me know nineteenth to twenty first June பத்தொம்போதிலிருந்து இருபத்தொரு ஜூன் ஒரு ஒரு அந்த ரிட்ரீட் கண்டினியூ uh, பண்ணப்படும் ஒரு ரிலாக்ஸிங் ரிட்ரீட் அப்படின்னு வச்சுட்டேன் அது நான் ஐ மீன் நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் இல்லை it's it's going to be relaxing retreat ஆமாம் ஸோ அதனால் பத்தொன்பது nineteenth June to twenty first June at Avoca Manor will have retreat VBS VBS third July to seventh July or even eighth July வரைக்கும் வச்சுக்கோங்க ஒருவேளை நம்ம இப்போ சொல்லிடுறேன் ஒருவேளை நம்ம இந்த சர்ச்சில் வச்சா it will be seventh it will be fourth to eighth நம்ம சர்ச்சில் வச்சா it will be fourth to eighth வேறு வென்யூன்னா தேர்ட் டு செவன்த் அதுதான் விஷயம் அதனால தான் எயித் வரைக்கும் வச்சுக்கோங்கன்றேன் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிவான ஆன பிறகு அது தெரியும் இப்போதைக்கு தேர்ட் டு எயித் ஜூலை நமக்கு விபிஎஸ் இருக்கும் தயவாய் பேர் கொடுக்க விரும்புகிறவர்கள் பேர் கொடுங்க இது உன்னதமான கத்தருடைய பணி அந்த நேரத்தில் சிறு பிள்ளைகளுக்கு நாம் விதைக்கிறது அநேக நேரங்களில் பின்னாட்களில் அறுவடை செய்ததை நான் பார்த்துருக்கிறேன் நீங்களும் இப்போது விதைக்கிறது பல பல பேர் அறுவடை செய்யும் என்பதை மறந்து பிள்ளைங்க விளையாடிட்டு தான் இருப்பாங்க ஆனால் ஒரு நாள் அவங்க அது இட்டாகும் மீன் நீங்கள் பார்க்கலாம் என்ன உடனே நீங்கள் நீங்கள் சொன்னோடனே பிள்ளைங்க அப்படியே முட்டி போட்டு அப்படிலாம் ஆகாது அப்படி அதனால் யாரும் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போயிடாதீங்க அது அந்த பிள்ளைங்க எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க சின்ன வயசில் சண்டே கிளாஸ் போனது சின்ன வயசில் விபிஎஸ் போனது அப்படின்னு நிறையா பேர் நிறையா காரியத்தை கனெக்ட் பண்ணதை நான் பார்த்துருக்குறேன் ஸோ இன்றைக்கும் கூட நீங்கள் பண்ணுற விபிஎஸ் அந்த பிள்ளை அங்கே சும்மா தான் இருக்குனாலும் நீங்கள் போடுற விதை எப்படியுமே எப்படியுமே அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கிரியை செய்யும் அதனால் அது மிக உன்னதமான பணி இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து கொள்ளுங்கள் ஆல்வின் இஷா அவருடைய ஹவுஸ் வார்மிங் நமக்கு டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் பதினோரு மணிக்கு அவர்கள் தனி தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருப்பாங்க அந்த அட்ரஸில் அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ ஹவுஸ் வார்மிங் செரிமனி நமக்கு uh, இருபத்தி மூன்று ஏப்ரல் பதினோரு மணி after this immediately after our morning service நமக்கு அது இருக்கும் யாவரும் சபையின் சார்பாக அனைவரையும் நான் வரவேற்கிறேன் தயவாய் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்குறேன் மற்றபடி special dates Aaron is celebrating his birthday and twenty twentieth April happy birthday Aaron Raslin and Jeeva is celebrating uh, their wedding anniversary on 21st April. Happy wedding anniversary. ரெண்டு பேருமே இங்கே இல்லை இருந்தாலும் கத்தருடைய நாமத்தினால அவர்களை நான் வாழ்த்துகிறேன் அவர்களை ஆசீர்வதி இப்போது கூட I want welcome kids to come அவங்க சண்டே கிளாஸில் படித்த அந்த காரியங்களை அவங்க நம்ம முன்பாக செட் பண்ணுவாங்க ரொம்ப முக்கியம் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறது நல்லா கையை தட்டி நல்லா பிள்ளைகளை வரவேற்கலாமா ஃபஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக டைம் இல்லை டைம் இல்லை வே வேகமா வேகமா Uh, Ephesians 6 10 to 12. Finally, be strong in the Lord and in his mighty power. Put on the full armor of God so that you can take your stand against the, e- the devil's schemes. For our struggle is not against flesh and blood, but against the rulers, against the authorities, against the powers of this dark world, and against the spiritual forces of evil in the heavenly realms. Ephesians 6 13 to 15. Therefore, th Therefore, put on the full armor of God, so that when the day of evil comes, you may be able to stand From Af and after you have done everything to stand, sta uh, stand your ground stand firm, stand firm with the belt of stand firm with the belt of truth buckled around your waist, and with your uh, with with the with the breastplate of righteousness and, and in place, and and with your uh, and with your feet fitted uh, readiness that comes from gospel of peace. In addition to all this, take up the shield of faith with which you can extinguish all the flaming arrows of the evil one. Take up the sword of the sword of the spirit and the helmet of salvation, which is the word of God. And in the spirit and in the spirit pray on all occasions with all kinds of prayers and requests, and with this in mind, be alert and always keep on praying for all the Lord's people. Essential 11, 1 to 3. Now faith is being sure of what we hope for and certain of what we do not see. This is what the ancients were commanded for. By faith, we understand that the universe was formed at God's command, so that what we see was not made out of what was visible. The hired hand is not the shepherd who owns the sheep, so when he sees the wolf coming, he abandons the sheep and runs away. Then the wolf attacks the flock and scatters it. The man runs away because he's a hired hand and cares nothing for the sheep. John 10, verse 12 and 13. Book of John, chapter 10, verse 14. I am the good shepherd. I know my sheep, and my sheep know me. Verse 15. Just as the Father knows me, and I know the Father, and I lay down my life for the sheep. The Lord is my shepherd. I shall not be at want. Praise the Lord. Psalms 23, verse 1 The Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in green pastures. He leads me beside still water. Psalms 23, verses 2. Even though I walk through the, I walk through the, to the valley of shadow of death, I fear no evil. Your you are with me. Your rod down your staff. They comfort me. Psalm 23, verse 5. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil, my cup overflows. Shirley goodness. Hello the family, all the days of my life, and I will do it after the Lord forever. Amen. Surely he will save you from the fowler's snare and from the deadly pestilence. Psalms chapter 91, verse 3. Praise Lord நல்லா கையை தட்டுங்க நல்லா கையை தட்டு praise Lord praise Lord hallelujah கத்தர் நல்லவர் அலலுயா கத்தர் நல்லவர் இப்போ அது வேகமாக நம்ம கத்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை செலுத்த போகிறோம் ஆனந்தி அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவாங்க is any newcomers today newcomers praise Lord no newcomers but ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்மர் ப்ரைஸ் தலால் ஐ வெல்கம் பேர் சொல்ல வெல்கம் யூ அலலுயா கத கத்திரவங்களை அலலுயா ஆசீர்வதிப்பாராக வேகமாக அக்கா அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடும்பொழுது நம்ம என்று காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் செலுத்தலாம் லாட் ப்ரைஸ் லாட் ஹலோ லூயா கத்த நல்லவர் வேகமாக நல்லா நம்ம கைகளை நம்ம மத்தியில் பாஸ்டர் ரஞ்சித் அவங்க இருக்கிறாங்க பாஸ்டர் ரஞ்சித் அவர்களும் நானும் பல ஆண்டுகளாக ஹலோ லூயா பழக்கம் பாஸ்டர் ரஞ்சித் அவர்களோடு கூட நிறைய நண்பரும் கூட அவர் இன்றைக்கு அவங்க நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்திங்கன்னா எல்லா அநே அநேக மினிஸ்ட்ரிஸோட தொடர்புடைய ஒரு ஒரு ஊழியர் எல்லா எல்லா மினிஸ்ட்ரிஸ்லையும் பார்க்கலாம் ஏஜிலையும் பார்க்கலாம் மாரநாதாலையும் பார்க்கலாம் ஏசிஏலையும் பார்க்கலாம் ஸோ எல்லா மினிஸ்ட்ரீஸோடையும் தொடர்புடைய ஊழியர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஒரு ஊழியராக இருக்கிறார் அவர் அவருடைய சாட்சியை சொல்லுவார்னு நினைக்கிறேன் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரம்மராக இருந்து ஐ மீன் இன்றைக்கி இன்றைக்கி இருந்த மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர்ஸோடு கூட அவங்க ட்ரம் ப்ளே பண்ணி நிறைய சம்பாத்தியங்களை சம்பாதித்து இருக்க வேண்டியவர் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டு ஊழியத்திற்கென்று வந்தவர் அலலுயா அவர் நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்ல கையை தட்டி first time in Ireland pastor Ranjith அவர்கள் ப்ரைஸ் எல்லாம் Hallelujah. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையா நடத்த നാട്കളിലും പിരിയാം കടൈശി വരെ ഒവ്വൊരു നിമിടമും കിരുപയ നടത്തിടും നീരെന്നെ നേശിത്തീരേ se உம்மை நேசிக்க மதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் உயர்த்திடுவேன் உயர்த்திடுமே உம்மை நான் உண்மை மனதுடன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பே உண்மை மன ஆராதிப்பே உமை நான் உண்மை மனது தருமையான அருமையான ஓய்வு நாளில் தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிற பாக்கியம் ஸ்லாக்கியம் உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மையோடு ஆராதிக்கும்படி உங்களுடைய நேசத்திற்காக நன்றி எங்களை நேசித்து எங்களை அரவணைத்து எங்களை பாதுகாத்து மறுபடியும் சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிற உமக்கு நன்றி தகப்பனே ஆராதனை ஆரம்பித்தது நம்முடைய பிரசனம் அளவிட முடியாமல் இந்த இடத்துக்கு நல்லது பிரசனரே எங்களோடு பேசுங்க Lord, I pray you'll speak to us, minister to us. இயேசு நாமத்தில் Amen. Hallelujah. ஹலலூயா uh, யூ பாஸ்டர் மேத்யூ சிஸ்டர் பாலின் அதனால் உங்களோடு இருப்பது மிகவும் சந்தோஷம் uh, கர்த்தர் என்ன சொல்லணும் கர்த்தர் தான் என்னை அழைத்து வந்திருக்கேன் நான் ஏற்கனவே சொன்னது போல் I didn't plan anything this was plan by him so இது ஆண்டவுடைய சித்தம் நான் உங்களோடு இருப்பது உங்களை பார்க்கணுன்னு கத்திரிக்கை ஸ்தோத்திரம் ஹலோ லூயா ஒன்றே ஒன்று சொல்லிட்டாங்க யாரோ ட்ரம்மர் நல்லா ட்ரம்ஸ் வாசிப்பேன் சொல்லி என் காலை மட்டும் முட்டி வலிக்க மாதிரி பண்ணிட்டேன் நான் வாசிக்கிறதே இல்லை சரி கேட்டுக்கிறா அந்த அன்புனால நானும் சரி ஓகேன்னுட்டேன் அதனால அங்கே உட்கார முடியல அதான் பின்னாடி போய் உட்காந்துட்டு இருந்தேன் anyway God is good amen கர்த்தர் நல்லவர் அமேன் இதனால் என்னுடைய ஊழியத்தின் சார்பாக என்னுடைய மனைவி என்னுடைய மூன்று குழந்தைகள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்து செய்யும் காரியம் நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஆமே ஹலோயா இதுவரைக்கும் சேர்ந்தவர் இன்னும் அற்புதமான காரியங்களை செய்வார் ஆமே ஹலோ இந்த காலை சீக்கிரம் முடிச்சிடும் நான் அரை மணி நேரம் தான் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது so I need to go ஆண்டவர் என்னென்ன ஒட் எவர் காட் இஸ் எல்லாத்தையும் பேசல but I know what God wants to speak I mean நல்ல கேளுங்க ஒரு மனுஷன் listen to me there is was a man he wants perform ஒரு ஒரு ஒரு பெரிய ஒரு சாதனை செய்யணும்னு வாஞ்சித்தான் என்ன சாதனைனா ரெண்டு பெரிய கட்டடங்கள் நடுவில் நடக்கணும் பெரிய ஸ்கை ஸ்கேப்பர் ஸோ என்ன பண்ணுறான் ஒரு பெரிய ஒரு கயிறை கட்டி விட்டு அது மேலே நடக்கிறது தான் அவனோட சேலஞ்ச் அது அது செஞ்சிட்டான்னா அவனும் இல் பர்ஃபார்ம் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அவனுக்கு ஒரு ரெக்கார்டு அது ஸோ அதுக்கெல்லாம் தயார் பண்ணுறாங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் நடந்து அந்த அந்த அந்த நாள் ஈவெண்ட் அன்னைக்கு தெரியும் எப்பவுமே ஒரு பெரிய ஜனக்கூட்டம் வந்து நிற்குது அது அவர் அவர் செய்கிறத பார்ப்பதற்கு அதில் வித்தியாசமான ஜனங்கள் இருக்காங்க அப்படி தானே ஆமாம் இயேசுவோட போனவங்களும் வித்தியாசமானவங்க தான் அது மாதிரி வித்தியாசம் ஜனங்க இருக்கிறாங்க அதை வேடிக்கை பக்கம் வந்தவங்க இருக்காங்க இவர் செஞ்சான்னா ஒரு வாஞ்சியோடு இவர் செஞ்சிருவாருன்னு இருக்காங்க செய்வாரான்னு கேள்விக்குறோடு இருக்காங்க பலர் அங்கே இருக்கிற சூழ்நிலையில் இன்னொரு இவர் என்ன பண்ணணும்னா இப்போ பில்டிங் ஒரு பில்டிங் ஏலேருந்து பிக்கு போயிட்டு பியிலேருந்து மறுபடியும் ஏக்கு வந்துட்டோம்னா அது record so he'll have world record வாடுவார் ஸோ எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க எல்லாம் கை தட்டுறாங்க எல்லாம் உற்சாகப்படுத்துகிறாங்க இன்னும் என்னால் மனுஷன் கொஞ்சம் பயந்தேன் உடம்பு ஸோ என்னென்னா அந்த கயிறு நடக்கணும் அவர் கையில் ஒரு கொம்பு இருக்குது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதை காட்டில் இன்னும் முக்கியமாக இருக்க தன்னுடைய மகனை தோளில் வைத்து கொண்டு அதான் ரெக்கார்டு நம்ம ஏற்கனவே வெறும் கொம்பு வச்சு நடந்திருக்கார் இப்போ அடுத்த ரெக்கார்டுன்னா தன்னுடைய மகனை தோளில் வைத்து நடக்க வேணும் ஸோ ஏஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏன்னா பீப்புள் ஆர் உற்சாகப்படுத்துகிறாங்க அப்படியே வெயிட் பண்ணுறாங்க சிலவர் எப்படின்னா கீழே விழுவான்னு இருக்கிறாங்க எவ்ரிபடி இஸ் தேர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நடந்து வர நடுவில் கொஞ்சம் ஷேக் ஆகிறாரு அப்படியே வந்து எல்லாம் கை தட்டுறாங்க பயப்படுறாங்க கீழே விழுந்துருவாங்க வந்து என்ன பியில் சேர்ந்துடுறாரு சேர்ந்த உடனே இப்போ வந்து எல்லாருக்கும் சந்தோஷமாகிடுச்சு இல்லையா இப்போ கேள்விக்குறி பிறந்தவனுக்கும் எல்லாருக்கும் சொந்த பீப்புள் இன்னும் எல்லாருக்கும் ஒரே க இவர் வந்துட்டார் ஏலேருந்து பியில் வந்துட்டார் ஸோ எல்லோரும் அங்கே போயிட்டாங்க அங்கே போய் செல்ஃபி எடுக்கிறது எல்லாம் உற்சாகப்படுத்துகிறாங்க ஒரே சவுண்டாக இருக்குது ரொம்ப எல்லாம் இப்போது எல்லோரும் எல்லோரும் ஒரே மாதிரி அவரை உற்சாகப்படுத்துகிறாங்க ஸோ இவருக்கும் அப்படியே எல்லாம் பார்த்துட்ருக்காரு இப்போ இந்த உற்சாகத்துக்கு நடுவில் அவர் எல்லோரும் அப்படி எல்லோரும் உற்சாகப்பட்டு எல்லார் முகமும் இப்போ பிரகாசமாக இருக்குது இந்த பிரகாசத்துக்கு நடுவில் அவர் சொல்கிறாரு ஓகே தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் உங்களுடைய உற்சாகத்துக்கு நன்றி இப்போ வந்துட்டேன் நான் இப்போ நான் இப்போ பியிலேருந்து மறுபடியும் ஏக்கு தான் என்னோடய ரெக்கார்ட் ஆமாம் இப்போ எத்தனை பேர் நீங்கள் நம்புகிறீங்க நான் பியிலேருந்து எத்தனை பேர் number how many of believe that I I can go back எல்லாம் yes because they've seen it இல்லைன்னா yes you can you will do it நல்லா சொல்கிறாங்க அப்புறம் அவர் ஒன்று கேட்குறாரு ஓகே தெரியுங்க நீ சொல்ற you believe that I do it okay then ask them a question இந்த சத்தத்துக்கு நடுவில் ask them a question can anyone trust me with your child that's one question உங்கள் யாராவது நம்புறீங்க நம்பிக்கையோடு உங்கள் குழந்தைய என்கிட்ட அப்படி சொன்னோன்னே அந்த சவுண்டே இல்லை இப்போ வால்யூம் மைனஸில் போயிடுச்சு ஒரு சவுண்டு இல்லை நோபடி வாஸ் வில்லிங் டு யாருமே தன்னுடைய குழந்தை வைத்து தான் அது ரெக்கார்டை முடிச்சு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நம்புகிறோம் ஆண்டவர் ஆண்டவர் செய்வார் அவங்களுக்கு செய்வார் இவங்களுக்கு செய்வார் நம்பிக்கையோடு ஆண்டவர் என்னை வைத்து என் வாழ்க்கையில் how many of you we believe but how many of you trust your life with God அந்த ட்ரஸ்ட் இருக்கும்போது தேவன் பலத்த கிரிகளை நம்ம வாழ்க்கையில் செய்ய வல்லவராக it's it's it's good to believe you all believe இல்லையா நம்ம நம்புகிறோம் இல்லையா ஆண்டவர் செய்வார் பார்த்துருக்கோம் அவங்க வாழ்க்கையில் செய்வது என் வாழ்க்கையிலையும் செய்வார் ஆண்டவர் செய்வார் நம்பி இருக்குது ஆனால் அந்த ட்ரஸ்ட் நம்பிக்கையை தாண்டி ஒரு இந்த நம்புறதை காட்டு ஒரு தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள் தங்களுடைய வாழ்க்கையை வைத்து தன்னுடைய சூழ்நிலையை வைத்து நம்ம பிள்ளைகளை வைத்து அந்த நம்பிக்கை இருக்கவங்க வாழ்க்கையில் தேவன் பலத்துக்கிறீர்களே செய்ய வளவராக இருக்கார் ஆமாம் என்னோடய மெசேஜ் எனக்கு ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் பார்க்க போகிறோம் அவங்க எப்படி ஆண்டவரை நம்பினார் how much they trusted him not only believe him but they trusted him with எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்னா நிச்சயமாக தேவனதை நம்புறதுன்னா நம்புகிறாங்க ஏதோ நான் பார்த்துருக்கேன் நான் நம்புகிறேன் ஆனால் ஒரு I believe that will do but I trust completely book வேதத்தில் படுங்க மத்திய அதிக அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு கேரக்டர் அந்த குயிக்காக டைம் இல்லை மத்திய எட்டாம் அதிகாரம் ஐந்துலேருந்து பதிமூணு வரைக்கும் ஒரு ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அதில் வந்து ஆண்டவர் கப்பர்னம்னு ஒரு இடத்துல ஊருக்கு வருகிறார் அவர் எப்பவுமே நல்ல கொஞ்சம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு இடத்துக்கு வந்தார்னா அவரோட திரளான ஜனங்களோடு வருவாள் it's a large crowd that comes with Jesus என்ன ஆண்டவர் அற்புதம் செய்வார் வார்த்தை பேசுவார் பல காரியம் நடக்கும் அவர் நடந்துகிட்டே இருப்பார் அந்த ஊரில் காரியங்கள் நடைபெறும் அந்த ஊர் ஸோ அந்த ஊருக்கு வந்தார்னா எப்போ திரளான ஜனங்கள் அவ்வளோ இருப்பார்கள் வசனம் போட்டிருக்க அந்த நேரத்தில் தான் அவர் யாரை சந்திக்கிறேன்னா நூற்றுக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதினா ஒரு ரோ ரோம் அதிகாரி ஒரு நூறு பேருக்கு அவன் தலைவர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற மனுஷன் ஒரு அவன் ஒரு புறஜாதி மனுஷன் ஆண்டவரை அறியாத மனுஷன் ஆனால் வயதத்தில் போட்டிருக்கு ஏசு கிறிஸ்துவ வருகிறான்னு பார்த்து அவன் ஏசு கிறிஸ்துவ சந்தித்த சில இடத்துல அவன் வந்து ரிக்வஸ்ட் அதாவது ரிக்வஸ்ட்னா தாழ்த்து தன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான் கேட்குறான் என்ன கேட்குறான் தெரியுமா அவன் என்ன கேட்குறான் ஆண்டவர் எனக்கு இல்லை என்னுடைய வேலைக்காரன் வீட்டில் ஆமாம் வேலைக்காரன் வியாதியில் கஷ்டப்பட்டு இருக்கான் அவனை வந்து நீங்கள் அவனுக்கு வந்து நீங்கள் ஆமாம் உங்களால் தான் முடிவுங்கிற சொல்லிட்டோம் உடனே ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் குயிக்காக போகிறேன் என்ன சொல்கிறாரு நான் அவன் வீட்டுக்கு அவன் சொல்ல ரோம் அதிகாரி அவன் தனியாக வீட்டுக்குள்ள வச்சு பண்ணல எல்லாரும் முன்பாகவும் அவன் எதை குறித்தும் கவலைப்படவில்லை அவனோட ஒரே இது என்னுடைய ஏசு ஆளாக என்னுடைய க கஷ்டப்படுகிற வேலைக்காரனுக்கு ஒரு நல்ல உள்ளத்தோடு கேட்குறான் அவர் அந்த நல்ல உள்ளத்தை பற்றி சொல்கிறார் நான் அவன் வீட்டுக்கு வந்து அவனை ஆமாம் அப்படி ஆண்டவர் சொன்னோன்னு நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் டபக்குன்னு உடனே குடுக்குன்னு கூட்டிகிட்டு ஓடி வந்தேன் அவர் அவர் என்ன சொல்கிறான் பாருங்க அவன் நீ என் வீட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரதுக்கு நான் I want you to follow the Bible because I'm just கூட ஸ்பீக் என்னது பாத்திரம் நல்ல அவன் என்ன சொல்கிறான் ஒரு வார்த்தை சொன்னால் போல வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு சொல்லிட்டு ஈ ஸ்பீக் பட் அத்தாரிட்டி பற்றி பேசுகிறான் நானே ஒரு ரோம இது கீழே தான் இருக்கிறேன் இப்போ நான் சொன்னாலே ஒருத்தனை போனா போகிறான் வாங்கினா வரான் நான் வந்து எல்லாத்துக்கும் கீழே தான் இருக்கேன் அவர் அதிகாரி தான் ஒரு நூறு பேருக்கு என் கீழே இருக்காங்க ஆனால் எனக்கு மேலே நிறைய பேர் இருக்கிறாங்க நான் சொன்னாலே என்ன பண்ணுது காரியங்கள் நடைபெறுது என்ன சொல்கிறேன்னா எல்லா அதிகாரத்துக்கும் மேலே இருக்கிறவர் நீர் சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நீ இப்போ நல்ல இல்லையா அவனை ட்ரெஸ் பாருங்க நினைக்க ஆண்டவர் ஆண்டவரே நீங்கள் வந்து கை வைக்க வேண்டாம் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போது யார் சொல்கிறா ஒரு ரோம அதிகாரி ஆண்டவரோடு நடந்தவங்க இல்லை ரோம அதிகாரி வசனம் போட்டிருக்கு ஜீசஸ் வாஸ் அமேஸ்ட் அல்ல மாவல்னு போட்டிருக்கு அவர் ஆச்சரியப்பட்டார் என்னது ஆச்சரியப்பட்டு ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு இப்படிப்பட்ட விசுவாசத்தினால் இஸ்ரேவேலில் that mean Jesus is testifying about this man the Roman soldier ஆண்டவர் அவனை பார்த்து என்ன பண்ணுறாரு யாரை பார்த்து ஒரு ரோம அதிகாரி இப்போ வந்து இயேசுவோட நடந்தவன் கிடையாது இயேசு குறித்தவனுமே கேள்விப்பட்டு தான் வந்திருக்கான் அமேன் அவனை பார்த்து வேதத்தில் ரெண்டு முறை ஜீசஸ் வாஸ் அமேஸ்ட் ஒன்று வந்து இந்த ரோம அதிகாரியை பார்த்து என்னது அவனோட விசுவாசத்தை பார்த்து அவனோட நம்பிக்கையை பார்த்து அவனோட இதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் இன்னொரு தடவை ஜீசஸ் வாஸ் மாவல் அமேஸ்ட் எங்கன்னா மார்க் சிக்ஸ் சிக்ஸில் படிக்க வேணாம் எது போட்டுக்குன்னா தன்னுடைய சீசர்களின் அவிஸ்வாசத்தை பார்த்து எப்படி அவரோடு நடந்தவர்கள் அவர் குறித்து அறிந்தவங்க எல்லாம் அறிந்தவங்க அவருடைய சீசர்களின் அவிஸ்வாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் இது ஒரு ரோம் அதிகாரியின் விசுவாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் ஏன்னா அவன் வந்து என்ன பாருங்க அவர் எந்த அளவுக்கு அவரை நம்புறான் பாருங்க அவன் சொல்கிறார் நான் வீட்டுக்கு வரேன் அவன் சொல்கிறாங்களே நீங்கள் வீட்டுக்கு வர வேணாம் அவன் அது அவரை கொடுத்து அவன் பேசுகிறான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலாக நீ இருக்கிற நீ ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம் வசனத்து கீழே வந்து என்ன போட்டிருக்குது அவன் சொன்ன ஆண்டவர் சொன்ன இடமே அவன் வேலைக்காரன் வீட்டில் சுவஸ்தமாயிட்டான் ஒரு ரோம் அதிகாரி அவன் ஆண்டவரை குறித்து அறிந்தான் அந்த அளவுக்கு நம்புறது மட்டும் இல்லை அவன் நம்பிக்கை எப்படி இருந்து பாரு ஒரு உறுதியான நம்பிக்கை அவன் வாழ்க்கையில் இருந்தது இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா லூக்க எட்டு நாற்பதில் இருக்கும் இல்லைன்னா மார்க் ஃபைவ் டுவெண்ட்டி ஒனில் இருக்குது என்னென்னா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு ஒரு ஊருக்கு வராரு அதில் ரெண்டு பேர் அவர் சந்திக்கிறாங்க நான் ஃபாஸ்ட்டு ரெண்டு பேர் எத்தனை பேர் சந்திக்கிறாங்க ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க அவரை ஒன்று வந்து ஒரு ஜபாலய ஆ ஜபாலய தலைவர் எவிரு ரெண்டாவது ஒரு ஒரு ஒன்று பேர் பெற்ற ஒரு மனுஷன் ரெண்டு ஆனால் இன்னொன்று யாருமே அறியாத ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு அற்புதம் தேவை நல்லா கவனம் ரெண்டு பேருக்கும் ஒரு தேவை நான் மறுபடியும் ஏற்கனவே சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்து எங்கே வந்தாலும் திரளான ஜனங்கள் இப்போ வராங்க இப்போ ஏசு கிறிஸ்து வர திரளான ஜனங்கள் வர்றாங்க இவர் வந்து இவர் காலில் விழுந்துட்டான் சொல்கிறேன் என்ன பண்ணுறான் என்னுடைய பன்னிரெண்டு வகையது மகள் என்ன பண்ணுறா மரண அவஸ்தில் இருக்கிறா ஏசு பார்க்குறாரு இவன் ஒரு தலைவரையா ஆனால் எல்லாருக்கும் முன்னே அவனுக்கு தேவை சம்டைம்ஸ் நம்ம நீட் வேணா need is so much we own father correct தானே பார்த்துருக்கீங்களா நம்ம தேவை இருந்துச்சுன்னா யாரை பட்டு நம்ம இல்லைன்னா நம்ம அப்படியே இருப்பேன் ஏசு தானே எனக்கு தெரியும் ஏசு யாருன்னு இல்லை ஆனால் தேவை இருந்துச்சுன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா ஆமாம் ஆனால் இவன் பாருங்கள் பப்ளிக்கில் யாருக்கு கொடுத்து இவனுக்கு அறிந்தவர்கள் இவன் கீழே இருக்கணும் எல்லாம் இருக்கிறாங்க அதன் மத்தியில் ஏசு காலை வந்து சொல்கிறான் என்னுடைய மகள் ஆமாம் நீங்கள் வந்து கையை வச்சிங்கன்னா என்ன ஆயிரும் சொன்னவன் ஏசு என்ன பண்ணுறாரு இப்போ நல்லா யோசிக்கணும் இப்போ வந்துட்டு இருக்காரு இப்போ அது முக்கியமான ஐசியூ சுச்சுவேஷன் என்ன பண்ணுறாரு ஏசு அப்போ ஃபாஸ்ட்டாக போகிறார் கரெக்ட் தானே எல்லாம் எல்லாரும் எங்கே போகிறாங்க எவிரியோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க திடீர்னு ப்ரொசஸ் நின்று போச்சு நல்லா கவனிக்கணும் என்னது நின்று போச்சு எல்லாம் கத்தனா பார்க்குறாரு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு எவிருக்கு என்ன ஆச்சு நான் கூப்பிட்டோன்னே ஏசு என் வீட்டுக்கு வந்தார் இப்போது அவனுக்கு என்ன என் மகளுக்கு என்ன ஆக போகுதோ என் மகளுக்கு என்ன ஆக போகுதோ என் மகளுக்கு என்ன ஆக போகுதோ அவன் வந்து கலங்கி நிற்கிறான் அந்த நேரத்தை ஏசு கேட்குறாரு என்னை யார் தொட்டதுன்னு எப்படி பேதர் சொல்கிற ஆண்டவர் அவங்க எல்லோரும் தொட்டுட்டு இருக்காங்க என்ன காமெடி பண்ணுறீங்க எல்லோரும் ஆமாம் it's a crowd everybody is touching இந்த தொடுகை வித்தியாசமான தொடுகை அவங்க தேடுறாங்க யாருன்னா அப்புறம் அந்த லேடி ஒன்று வருது எழுமி சொல்லுதா ஆண்டவரே நான் தான் உண்மை தொட்டு அந்த அம்மாவோட கதை உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் அது எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்லாத சூழ்நிலை இன்னொன்று அந்த வில்லேஜுக்குள்ளே வரவே கூடாது பட் அந்த அம்மாவோட ட்ரஸ்ட் எப்படி ஒரு நம்பிக்கை ஏசுக்கிட்ட நான் சந்திச்சுட்டு தான் என் வாழ்க்கை மாறிடும் அந்த சூழ்நிலை எதிர்மறை இப்போ அந்த இடத்துல வந்து நான் எல்லாரும் உதாசனப்படுத்திருப்பாங்க தள்ளி விட்டுருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அப்படியே அந்த அந்த அந்த இதில் வந்து இயேசுடைய வஸ்திர தொங்கலை தொட்டு விட்டலை இப்போ அற்புதம் அவன் கேட்குறாரு என்ன வேணும்னு அவன் சொல்கிற ஆட்டோ சொல்ல உன்னுடைய விசுவாசம் அம்மா உன்னுடைய விசுவாசம் உனக்கு ஸோ அங்கே இப்போ பாருங்கள் எவிரு வந்து பார்த்துட்டு இருக்கிறான் அவன் குழந்தை கொடுத்து யோசிச்சுட்டே இருக்கிறான் ஆனால் ஒரு அற்புதம் நடந்துடுச்சு அற்புதம் நடந்தோன்னு அவனுக்கு எப்படி நடந்தது இயேசு கையை வைக்கல கையை வச்சார் அவன் இவள் இயேசுவை தொட்டதில் ஒரு அற்புதம் நடந்துச்சு ஸோ அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது ஓகே இயேசு இங்கே இங்கே ஒரு சுகம் கொடுத்துருக்காரு டெஃபினட்டாக என் குழந்தைக்கும் ஏன்னா குழந்தை வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்குது சுகம் அப்படி ஒரு நம்பிக்கை ஒரு ஹோப்பில் நிற்கும் பொழுது தான் வீட்டில் இருந்து செய்தி வருது உன்னுடைய குழந்தை sometimes when we stand hope that's when we get இது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் ஏசு நம்மளோடு இடைபெடுகிறார் ஹலலுயா தட்ஸ் மேன் அவர் ட்ரஸ்ட் ஐ மீன் எந்த அளவுக்கு அவரை நம்பி இருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம உண்மையில் சும்மா நம்பி ஏசு கூப்பிடலாம் இல்லையா ஏசுகிட்ட கேட்கலாம் செய்வாரா ஆனால் முழுமையான ஏசு மாத்திரம்தான் அந்த காரியத்தில் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் ஹலலுயா அந்த நேரத்தில் அந்த செய்தி வந்தோன்னா ஏசுக்கு தெரியும் எவிரு ஒரு கலக்கத்தில் இருக்கிறான் இப்போ ஒன்று தெரிஞ்சு ஏசு சொல்கிறாரு எவிருவே பயப்படாது என்னது பயப்படாது ஒரே ஒரு காரியம் do not fear. Just believe. Amen. Do not fear. உங்கள் சூழ்நிலை நான் எட்டோ பேசுகிறேன் உங்கள் சூழ்நிலை do not fear. Just believe. Hallelujah. இயேசு நம்பி இருக்கீங்க இயேசு தான் காரியம் செய்துட்டு இருக்கிறார் அதை நீங்கள் நம்புங்க அவரை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் ஆமாம் ஒரு நாளும் பாதியில் விடுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அவர் தொடங்கினார் அவர் கடைசி வரை முடிக்கிற தேவனாக இருக்கிறார் ஒரு நாள் சூழ்நிலையை மாறலாம் everything can change but he will never leave you எதற்காக உங்களோடு வந்தாரோ எதுக்காக உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டாரோ அவர் இடைப்பட்டார்னா அதை முழிக்காமல் அவர் போகிற நாளும் இல்லைங்க இப்போ எவர்கிட்ட ரெண்டு இருக்குது ஒன்று வந்து உண்மையிலே நடந்த சம்பந்தம் குழந்தை இறந்து போச்சு இல்லையா இப்போது அவன் போய் காரியம் செய்ய வேண்டிய காரியம்னு சொல்ல சொல்லலாம் எதமான் நமக்கு நன்றி நான் கூப்பிட்டு நீங்கள் முதலாவது வந்தீங்க செல்லத்தனம் சொல்கிறோம்ல நான் தான் ஃபஸ்ட்டு பண்ண ஆனால் எனக்கு அந்த அவங்களுக்கு நம்ம சொல்லலாம் நான் ஜவ் நான் ஜவம் பண்ணுறேன் நல்லா பண்ணுறேங்க ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அவங்களுக்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு கரெக்ட் தானே இப்போ எப்படியும் அப்படி யோசிச்சுக்கலாம் ஏன்னா நான் வந்து ஆனால் எனக்கு நடக்கலை இந்த அம்மாவுக்கு நான் நல்லா கவனிக்கணும் இப்போது எவர் வந்து போயிருக்கலாம் ஆனால் அவன் வந்து இயேசு சொன்ன வார்த்தை பயப்ப இயேசுவை கூட்டிகிட்டு எங்கே போகிறான் வீட்டுக்கு போகிறான் அந்த இடத்துல வந்து ஏசு பண்ணது நான் எல்லாம் ஏசு பண்ணது வந்து குழந்தை இறந்து போச்சு அங்கே எல்லாம் சொல்கிறாங்க அங்கே போனோன்னா இவர் ஏன் கூப்பிட்டு வந்தீங்க லேட் ஆகிட்டார் இல்லை யூஸ்வல் திங்க லேட்டாக வந்துட்டார் முன்னாடி வந்துட்டார் அப்போ சொல்கிறாரு எல்லாரையும் வெளியே அனுப்ப சொல்கிறாரு இவர் அந்த இடத்துல ஆண்டவருக்கு அந்த நம்பிக்கை பாருங்கள் ஆண்டவர்கிட்ட அனுப்பினவழி இப்போ அனுப்பி குழந்தைக்கு என்ன ஆகலைன்னா என்ன மறுபடியும் எல்லாரும் சந்திக்க வேண்டும் ஆனால் அவன் ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்பினானோ அவர் சொல்வது எல்லாம் அவன் செய்தான் லூயா நீ எந்த அளவுக்கு தேவனை நம்புற அவர் சொல்லுகிற வார்த்தை எல்லாமே செயல்படும் போது அந்த இறந்திருந்த குழந்தைய அவர் எழுப்பி நான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் பார்க்கலாம் பலருடைய அற்புதம் நடக்குதுன்னு நீ பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அப்படி பார்த்து கொண்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் தாமதம் ஆகுதுன்னா ஆண்டவர் அற்புதம் மாத்திரம் செய்ய போகிறதில்லை செத்து போன சூழ்நிலைகள் தேவன் மறுபடியும் கொண்டு வர அவர் வல்லவராக ஹலலூயா உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் தாமதித்துக் கொண்டிருந்தால் உன்னை சொன்ன மறு சுகம் மாத்திரமல்ல உன் செத்து போன சூழ்நிலைகளை என் தேவன் மறுபடியும் கொண்டு வருவான் so do not worry don't be fear கடந்து போயிடுச்சு எனக்கு நடக்கலே உங்களுக்கு தாமதமாகுதுன்னா அதை காட்டிலும் மேலான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வல்லவர்கள் ஹலலூயா தாமதத்தினால ஒரு நாள் ஒன்றுமெல்லாம் போகாது தாமதித்தால் என் ஆண்டவர் அந்த சூழ்நிலை செத்து போகலாம் ஒன்றுலாம் போனாலும் அதை மறுபடியும் கொண்டு வருகிற தேவன் வருவா அந்த விசுவாசம் இருக்கணும் வேணும் அந்த உறுதியான நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் ஆமே எவரு நம்பினது மாற்றம் இல்லை அந்த உறுதி கடைசி பிறகு அந்த உறுதியான நம்பிக்கை ஏன்னா இவட மீன் எம்பாரஸ்ட் நிறைய அந்த ரெண்டு சூழ்நிலையில் அதெல்லாம் அவன் கவலைப்படல ஏசு அவனை பார் அவனோட ஃபோக்கஸ் எல்லாமே ஏசு ஏசு ஏசு நம்ம வாழ்க்கையில் பல காரியம் சுற்றி நடக்கலாம் எல்லாம் போகலாம் ஆனால் நம்ம ஃபோக்கஸ் ஏசுவை மாற்ற இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் தொடங்கிய காரியங்கள் நீ வாஞ்சித்த காரியங்கள் அதை அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஹலலூயா மார்க் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தாறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு பியூட்டிஃபுல் திங் அதில் வந்து ஏசு எரிகோன்னு இடத்துக்கு போகிறார் எங்கே போகிறாரு எரிகோலாம் எரிகோவில் வந்து நல்ல கவனம் இயேசு எரிகோவுக்கு வந்தது ஒரே ஒரு தான் என்னது ஒரே முறை தான் இயேசு எரிகோவுக்கு வந்தார் இந்த முறை தான் அந்த முறை தான் இயேசு என்னென்ன கிடை வார்த்தையை பேசியிருக்காரு அற்புதம் யாருக்கு அற்புதம் விடுதலை கிடைக்குன்னா அந்த ஒரு முறை தான் அதுக்கப்புறம் இயேசு வரவே இல்லை ஸோ இயேசு எரிகோவுக்கு வந்திருக்காரு திரளான ஜனங்கள் மறுபடியும் அந்த இடத்துல ஒரு மனுஷன் திம்மேயோ பர்த்திமேயங்களுடைய மகனாகிய திமேயோ ஒரு குருடன் அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் அந்த இடத்துல இப்போ ஏசு வருகிறான்னு அவன் கேள்விப்பட்டான் அவனுக்கு கண்ணு தெரியாதுங்க என்னது இ கான் சி ஸோ அவன் கேட்குது ஏசு உங்கள் கண்டு வந்திருக்காருன்னு அப்போ கத்துறான் அவன் ஏசுவே தாவீதன் குமாரன் என்ன சொல் ஏன் அதை சொல்கிறேன்னா அங்கே அவர் கூட போகிறாங்க பாதி பேருக்கு முழுசாக யாருக்குமே ஏசு யாருன்னு நான் யார் இவர் அற்புதம் பண்ணுறா இது பண்ணுறா எல்லாம் ஒரு கேள்வி குருடன் கூட போயிட்டுருக்காங்க ஆனால் ஒரு குருடன் ஒரு ஓரமாக பிறவி குருடன் ஆனால் உள்ளேருந்து என்ன சொல்கிறான் இயேசுவே தாவிந்த குமாரன் அவனை ஏசு யாருன்னு தெரியுது ஏசு எப்படிப்பட்டவன் தெரியுது ஏசுவால் என்ன கடை செய்ய முடியும்னு தெரிஞ்சனால ஏசுவன் கூப்பிட்றான் இப்போ கத்தினவன் என்ன பண்ணுறாங்க அங்கே அங்கே அந்த ஏசு கூட போகிற என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இப்போ நீ கத்தாத நீ லேட்டாக கூப்பிட்ற அவர் ஏற்கனவே என்ன வசந்த நம்ம ஏசு எருகை விட்டு போகும்போது அவன் கத்துறான் அவர் போயிட்டாருப்பா நீ கத்தாத நீ லேட் ஆகிட்ட நீ முன்னாடி உன் லைஃப்பில் இனி ஒன்றுமே எல்லாம் எதிர்மறையான காரியம் தான் வருது இப்போ குருடன் அப்படி தான் கேட்டார் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ கேட்டு விட்டு அவன் சரிங்க அவ்வளோதான் என் வாழ்க்கையில் அப்படி தான் ஆனால் அவன் எந்த அளவுக்கு ஏசு ஏசு மா ஏ சில நேரத்தில் நான் கைரோஸ் டைம் கேள்விப்படுறீங்களா நம்ம குரோனோஸ்னால் அதனால் கைரோஸ் டைம்னால் ஆண்டவருடைய நேரம் ஹலோ லூயா யூனிட் இன்னும் சில நேரத்தில் இதுதான் என்ன தேவனுடைய நேரம் ஆமாம் தேவனுடைய நேரம்னு இருந்துச்சுன்னா அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஹலோயா யாரும் உங்களை அடைக்க முடியாது யாரும் உங்கள் வாயை அடைக்க முடியாது என்ன எதிர்மறை சொல்ல this is my kairos time இது ஆண்டவருடைய நேரம் என் வாழ்க்கையில் தேவன் செய்கிற நேரம் நான் சொல்லும்போது சில பேர் சொல்லிட்டு இருக்கேன் this is your kairos time hallelujah தேவன் உங்களுக்காக வைத்திருக்க கைரோஸ் நேரம் இது ஏன் இப்போ என்ன பண்ணுறான் குருடனாக இருக்கிறான் இப்போ வந்து அவன் சரிங்கன்னு சொல்லலை வசனம் போட்டிருக்குது இன்னும் அதிகமாக கத்துனான் அவன் இன்னும் சவுண்ட் ஏற்றி அவன் கத்துறான் என்ன சொல்கிறான் ஏசுவே தாவீதன் குமாரனே அவன் சவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஏசு அந்த அவ்வளோ சத்தத்துக்கு நடுவில் வசனம் போட்டிருக்கு ஏசு நின்றார் hallelujah Jesus stopped when Jesus stops something will happen I mean hallelujah என்ன சவுண்டு என்ன உலக சவுண்ட் இருந்தாலும் உண்மையோடு அவர் யார் என்பது அறிந்து கூப்பிடும்போது hallelujah if you believe this is your kairos time இது என்னுடைய நேரம் ஏசு நிச்சயமாக என் சத்தத்துக்கு செபி சாய்ப்பான்னு ஒரு அந்த விசுவாச நம்பிக்கையில் கூடும்போது ஏசு நிற்பாருங்க ஆமேன் இப்போ பாருங்க ஏசு நின்றுட்டு இப்போ ஆள் அனுப்புகிறாங்க அவரை கூப்பிட்டு வர யாரை கொஞ்சம் கூப்பிட்றாங்க அப்போ யாரை கூப்பிட்டு அவர் ஒன்று கூப்பிட்றாரு வேதத்தில் சில காரியங்கள் போட்டால் அதில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது இப்போ வசனம் போட்டிருக்கு இவனை கூப்பிட்டோன்னே அவன் மேலே ஒரு இது போட்டிருந்தான் கோட் க்ளோக் ஒன்று போட்டிருந்தான் அந்த வஸ்திரம் எதுக்குன்னா அந்த இடத்துல எரிகோவில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிஃபார்ம் உண்டு இப்போ அவன் பிச்சை கொடுக்கணும்னா அவனுக்கு அந்த யூனிஃபார்ம் இப்போ ஏசு சந்திச்சுட்டு மறுபடியும் இங்கே உட்காரனா பிச்சை எடுக்கணும்னா அந்த யூனிஃபார்ம் அவனுக்கு அவனுக்கு தேவை இப்போ வசனம் போட்டிருக்கு ஏசு கூப்பிட்டோன்னா அதனுடைய வஸ்திரத்தை வஸ்திரத்தை எரிஞ்சிட்டான்னா தன்னை சூழ்நிலை எரிந்து விட்டான் தன்னுடைய அவன் எந்த வஸ்திரம் அவனை ஒரு அடிமையாக வைத்திருந்தது இவ்வளோ வருடங்கள் அதை எரிந்து விட்டு அவன் என்ன கூட அப்புறம் நல்லா கவனிக்கணும் இ ஸ்டில் பிளைண்ட் அவன் வஸ்திரத்தை ஓடி குடுகுடுன்னு ஏசுட்ட ஓடி அற்புதம் கிடச்சா வஸ்திரத்தை ஏசு கையில் கொடுத்துட்டு ஓடிட்டு திரு அதில் திருப்பி வந்து உட்காரதுக்கு இல்லை ஏசு கூப்பிட்டவன தன்னுடைய சூழ்நிலை எரிந்து விட்டான் தன்னுடைய இனிமேனா ஏசு என்ன கூப்பிட்டுட்டா இனிமே ஐ எம் நாட் கொண்டு கம்பேக் என்னுடைய பழைய வாழ்க்கை மாறிவிட்டது ஏசு கூப்பிட்டோன்னே என் பழைய வாழ்க்கை மாறிவிட்டது நான் ஏசு போகிறான் குருடாக தான் ஏசுகிட்ட போகிறான் அவன் தன்னுடைய சூழ்நிலை எரிந்து விட்டான் தன்னுடைய முடமை எரிந்து விட்டான் தன்னுடைய குருட்டுத்தன்மை எரிந்து விட்டான் இருட்டான சூழ்நிலை மாறிவிட்டது அவன் மாறினவனே போல ஏசிட்ட ஓடுறான் ஹலோ அவரை எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறோன்னு அதான் ஏசுக்கிட்ட ஒரு ஏசு கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் ஐ வாண்ட் டு சி வேற உனக்கு is that your faith has healed you உன்னுடைய விசுவாசம் நீ எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வைத்திருக்கியோ எந்த அளவுக்கு என்னை விசுவாசிக்கிறோ அதான் உனக்கு கிரியை நடக்குது amen hallelujah sometimes we need to do if you know அது உங்களுடைய நேரம்னா we need to do things like this I mean when I am speaking this I know இது சிலருடைய நேரம் I don't have time. I have just five minutes to finish now. Hallelujah. But நம்பிக்கை இருக்கு நம்பு எல்லாம் நம்புகிறோம் ஆனால் நம்பிக்கையோடு if you trust Jesus with your life he will change your situation hallelujah he will change your circumstance அந்த செஞ்சுரியன் பாருங்கள் அந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவை அந்த அளவுக்கு நம்பினான் ஏ ஆண்டோ கிரியை செய்தார் எவரு பாருங்க அவ்வளோ பெரிய இதில் அவன் நம்பி இயேசுக்கிட்ட போனான் ஆனால் சூழ்நிலை மாறிடுச்சு சுச்சுவேஷனு செத்து போச்சு ஆனாலும் இயேசு விடலை ஆமாம் அது சொல்லும்போது அப்படியே பிடிச்சிக்கங்க உங்களுக்கு ஆண்டவர் போய் நீங்கள் சூழ்நிலை இறந்து போய் நடுவில் போயிருக்கலாம் but don't leave him because அவர் சேதர் உன் சூழ்நிலை செத்து போனாலும் அது மறுபடியும் உயிர்ப்பிக்கிற தேவன் ஒருவர் உங்களோடு இருக்கிறார் ஆமே எவ்வளவு பேர் குருடனாக இருக்கிறான் ஆனால் அவனுக்கு தெரியுது ஏசு யாருன்னு பலர் தெரியாவிட்டாலும் if you know who your God is உங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா he can change any situation hallelujah but you need to know ஆண்டவர் யார் என்பது அறிந்து அவன் சூழ்நிலையை அவன் அற்புதம் பெறுவதுக்கு முன்னாலேயே அற்புதத்தை பெற்றவனை போல ஓடினான் நீங்கள் அற்புதத்தை பெறுவதற்கு முன்பு என்பதாகவே if you before if receiving a miracle if you do things that you receive the miracle God will do things in life hallelujah எந்த அளவுக்கு அவரை நம்பியிருக்கீங்களோ எந்த அளவுக்கு அவர் மேலே if you trust God will do things in your life hallelujah believe this is your நான் சொல்கிறேன் இந்த பேசும்போது நான் சொல்கிறேன் சிறுடைய வாழ்க்கையில் இது ஒரு கைரோஸ் நேரம் ஆமே this is your kairos time for God to transform change hallelujah change situation உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அனுபவித்திராத காரியங்கள் நீ வாஞ்சித்து கொண்டிருக்கிற காரியங்களை செய்கிற நேரம் if you believe in God நல்ல கண்களை கண்களை போய் இந்த கால வேலையில் my time is up but your time is starting hallelujah உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்ட ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறார் ஆமேன் ஹலலூயா கொஞ்சம் வாய்களை திறந்து வாய்களை திறந்து உளுத்தில் ஆர்த்தினது எஸ் ஜஸ் ஓப்பன் என் மாவுத் அண்ட் ஜஸ்ட் செல்லம் ஆண்டவர் இது என்னுடைய நேரம் ஆண்டவர் உன்னை நம்புகிறதை காட்டிலும் உண்மையில் நம்பிக்கை வைக்கிறேன் ஹலலு என்னுடைய சூழ்நிலையை உண்மை நம்பிக்கை வைக்கிறேன் என்னுடைய குழந்தைகள் உன் நம்பிக்கை வைக்கிறேன் எவ்ரி திங் என் வாழ்க்கையில் this is your if you believe this is your kairos time செல்லும் ஆண்டவர் this is my time this is your time in my life hallelujah if you believe this is God's time just open என் mouth and speak to hallelujah ஓ ராமா ஷதுல்லா திறன் Hallelujah. பேசுங்க பேசுங்க I have two minutes just speak just speak just speak தெல்லும் ஆண்டவரே இது என்னுடைய நேரம் I believe this is my time I gonna see things change ஆண்டவரே என் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறுவதை நான் விசுவாசிக்கிறேன் தகப்பன இது வரைக்கும் கண்டதில்லை இது வரைக்கும் அனுபவிச்சதில்லை from this moment I'm gonna see things change லூயா சர்க்கம்ஸ்டான்ஸ் எல்லாம் மாறுது லூயா நான் இது வரைக்கும் ஜெபித்த காரியங்களில் வாஞ்சித்த காரியங்களை என் ஆண்டவர் நீ செய்கிற நேரம் இது ஆண்டவரே நான் நம்பர் ஐ வில் டூ இட் நான் விசுவாசிக்கிறேன் ஐ வில் டூ இட் லோயா இந்த இடத்த விட்டு போகும்போது I am going to go as a man who's received it, as a woman who's received it. குடும்பமாக எல்லா புகழும் எல்லா கனமும் என்னெல்லா சாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவர்க்கே பாடுங்க எல்லா எல்லா கனமும் என்னில் அசாப்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர வரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசுந்தா just stand and tell Lord here I am Lord ஆண்டவர் என் வாழ்க்கையில் இது என்ன நீங்க if you believe that this is your kairos time I want you to stand and tell the ஆண்டவர் இது என்னுடைய கைரோஸ் நேரம் ஆண்டவர் என்னை அர்ப்பணிக்கிறேன் I will see things change in my life ஹalleluya லுக்கே எனக்கா பேசும் இயேசுவுக்கே எல்லா புகழும் எல்லா கனமும் Y en la sabiduría. அசாத்தியங்கள் அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடும் சொல்லுங்க அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே எல்லா புகழும் எல்லா கனமும் என்ன சாத்தியம் செய்பவர்க்கே எல்லா எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவத்தே எனக்கா நிற்கும் இயேசுவே எனக்காய் going call pastor pastor Pastor வந்து ஜெபிக்கும் பொழுது if you believe this is your kairos time ஆண்டர் உங்களுக்கான நின்னத்துக்கு நேரம் நீங்கள் விசுவாசிங்கன்னா I want to stand as a praise thank you ஒருவேளை கத்தர் அலலுயா திஸ் இஸ் யோர் டைம்னு யூ ரியலி ஃபீல் நான் முயற்சி பண்ணது முடிவுக்கு வந்தது என் பலன் அலலுயா முடிவுக்கு வந்தது this is not my time this is God's time குரோனோ முடிஞ்சது கைரோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க மாத்திரம் எழும்பி நின்று please stand hallelujah those believe hallelujah my kairos moment it's starting right now நடக்கிறவங்க அந்த செஞ்சுரியை நினச்சோம் ஜெயரஸ் தாட் எல்லாரும் சொன்னாங்க பா போதகிற தொந்தரவு பண்ணாதப்பா பிள்ளை மறித்து போனா தெரியும் கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் வந்து ஜோம் பண்ணால் நல்லா நடக்கும்னு செத்து போன பிள்ளைக்கு ஏன்பா அவரை தொந்தரவு பண்ணுறேன் இல்லையா நான் ஜெயரஸ்க்கு ஒரு நம்பிக்கை இல்லை இல்லை அலலுயா இவர் வந்தால் ஆகும் அவர் வல்லமை உள்ளவர் அல்லையா ஆனால் அந்த வல்லமையை நம்புனவங்க அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க நாமே இல்லையா அவரையே ஆச்சரியப்படுத்தினாங்க அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அவருக்கே அல்லையே சொல்லி ஆச்சரியப்படுத்தின சிலரை குறித்து இன்றைக்கு தியானித்தோம் கைரோஸ் மூமெண்ட் என்பது அலையலுயா கத்தருடைய நேரம் ஆமீன் கத்தருடைய நேரம் நம்ம வாழ்க்கையில் வரட்டும் என் நேரம் அலையலுயா சரியில்லை நம்ம இருக்கலாம் ஆனால் ஆண்டுடைய நேரம் எப்போதும் அலையலுயா சரியான time hallelujah it is a perfect and a great and a good time hallelujah இன்றைக்கி வந்த அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் ஊழியத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு நேரம் உங்கள் குடும்ப சூழ்நிலைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நேரம் சில கேள்விகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நேரம் கத்தர் இப்பொழுதே கட்ட கட்டவிழ்க்கத்தக்கதா எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி தேங்க்யூ சீசஸ் அப்பா மகிஸ்டோத் எல்லா புகழும் எல்லா உயர்வும் என்னில் glory எல்லா துதியும் என்னில் நிலை வர மாணவர்க்கே சொல்லலாமா கையை உயர்த்தி எல்லா புகழும் எல்லா உயர்வும் என்னில் அசாத்தியம் எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் நிலைவரமானவர் எனக்காய் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் விசுவாசிக்கிறீங்களா எனக்காய் இயேசு நின்னார் இல்லையா பர்த்திமையை குரு கூப்பிட்டோன்னு இயேசு நின்னாரு இந்த காலை வேலை அலலுயா இயேசு நிற்கட்டும் உங்க சூழ்நிலையை மாற்ற உங்க சூழ்நிலையை மாற்ற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்க அல்ல உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்க அன்றைக்கு பர்த்திமே இக்கூடனுடைய வாழ்க்கையில இயேசு நின்ற தருணம் it is the breakthrough moment in his life it was the breakthrough moment in his life இன்னைக்கு அப்படி எத்தனை பேர் அல்லையா அப்பா உண்மை நோக்கி கூப்பிடுறேன் ஆண்டவரை நீங்க நின்னா போதும் ஆண்டவரே என் சூழ்நிலை மாறிடும்ப்பா நீங்க நின்னா போதும் ஆண்டவரே என் சூழ்நிலை மாறிடும் பழைய வாழ்க்கை ஆண்டவரை எனக்கு வேண்டாம் பழைய தோல்வி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே பழைய சிந்தனை எனக்கு வேண்டாம் today and now it's your time oh glory ஷட்டால் அந்த அறியாந்தர் அப்பா இன்றைக்கும் கூட தாவே நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொன்னதற்காக நன்றி நாங்கள் விசுவாசிக்கிறோம் எல்லாம் சொல்லாமா உன் வேலை வந்ததுன்னு சொல்லுங்களேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் உன் வேலை வந்தது உன் வேலை வந்தது உன் வேலை வந்தது your time has begun your time has begun thank you அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவனை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றியோடு கூட நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம் உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இன்றைக்கும் அப்பா உங்கள் ஜீவனும் வல்லமையுமான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக இந்த வார்த்தை ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் வாழ்க்கையில் வெறுமையாய் திரும்ப வரவே வராது இது ஆண்டவரை நீர் அனுப்பின நோக்கத்தை அந்த காரியத்தை செய்தே ஆகும் ஆண்டவரை இன்றைக்கும் கேட்டவருடைய ஆண்டவரே செவிகளில் விழுந்தது வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும் அற்புதமாய் மாறட்டும் சாட்சிகள் உருவாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் விசேஷமாக பாஸ்டர் ரஞ்சித்துக்காக ஜோம் பண்ணுறோம் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சிஸ்டர் ஆனா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரின் அருமையான ஊழியரை கொண்டு வந்து எங்கள் மத்தியில் இன்றைக்கும் நீர் பயன்படுத்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த வார்த்தைகளை நீர் அனுப்பினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நாங்கள் சபையாக இணைந்து ஒரு மனமாய் இயேசுவின் நாமத்தினால அன்றைய பாஸ்டர் ரஞ்சித் அவள் குடும்பத்தாரை மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நிறைவுகளை பார்க்கட்டும் அன்றைய வல்லமையான நிலைகளை பார்க்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர் நீர் காரியங்களை ஆண்டவரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக நன்றி நீர் காரியங்களை விரிவடைய வைக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறோம் வந்த ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம் வந்த ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் இந்த புதிய வாரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் thank you Lord for this new week இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய வாரத்தை நாங்கள் அனைவரும் துவங்குகிறோம் அப்பா இந்த வாரத்தின் அனைத்து காரியங்களையும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உங்கள் ஆலயத்தில் ஜபித்து விட்டு முன்னே முன்னே செல்கிறோம் ஆண்டவரை இந்த வாரம் எங்களுக்கு நன்மையான வாரமாய் ஆசீர்வாதத்தின் வாரமாய் ஆண்டவரை சுபிக்ஷத்தின் வாரமாய் தெய்வீக பாதுகாப்பு இருக்கிற வாரமாய் நாங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கிற ஒரு வாரமாய் ஆண்டவரை எங்கள் ட்ராவல் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நீர் கூட இருக்கிற ஒரு வாரமாய் குடும்பத்தில் சமாதானம் இருக்கிற ஆண்டவரை ஒரு வாரமாய் ஆண்டு நினைத்த காரியங்கள் சித்திக்கிற ஒரு வாரமாய் இந்த வாரம் எங்கள் அனைவருக்கும் இருப்பதாக ஆசீர்வதிங்க let this week be a blessed and a great week for us பாதக ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களை நினைக்கிறோம் ஆன்லைனில் இருக்கிறவங்க பலவீனமாக சபைக்கு வர முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால தேவர் அவர்களை தொடும்படியாய் அன்றரை தொட்டு சுகப்படுத்தும்படியாய் சூழ்நிலைகளை பலவீனங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம் மீட்பெரும் ரட்சகரும் ஆகி இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே இந்த கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூனிய ஐக்கியமும் அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்று முதல் என்றென்றைக்கும் தங்கி தாபரிப்பதாக எல்லாரும் ஆமீன் சொல்வீங்களா ஆமே நல்லே லூயா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக may God bless you all have a blessed week ஹெட் ஏமேன் எல்லோரும் வேகமாக நம்ம லூயா நெக்ஸ்ட் ஆளுக்கு கடந்து செல்லலாம் யாராவது இங்கே கேக் கட்டிங்கன்னா